அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நான் ஸ்டேஜ்லேயே பேசினதில்லை நான் ஃபஸ்ட் டைமு நான் சேலம் மாவட்டத்தில் சேலம் ஜிஹெச்சில் வேலை செய்கிறேங்க வாரிசு வேலை தான் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன் வந்து வேலை கற்றுக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது ஆஃபீஸ் போனோன்னே நீ எல்லாம் பவானி சாகர் போயிட்டு வந்தால் தான் தெரியும் கற்றுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் போங்க பிஆர் எழுதுறது என்னன்னே தெரியாது எல்லாருமே கை தூக்குனாங்க பெண் பவானி சாகர் போயிட்டு வந்தவங்களாம் நான் அப்போ நினச்சேன் பிஆர் எழுதுறது எப்படின்னே எனக்கு தெரியாது அப்புறம் இங்கே வந்து ஐயா பாடம் நடத்தும் போது தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் முதல்வர் ஐயா கிட்ட நான் இதுக்கு முன்னாடி வேலை கிடைக்காத முன்னாடி சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சதை ஐயா அப்படின்னு சொன்னேன் ஐயாவும் வாய்ப்பு கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை செஞ்சு இங்கே பாடத்தையும் கற்றுக்கிட்டேன்